நாட்டுக்காக வாழுவோம் நல்ல பண்பு நாடியே நமது புண்ணிய பூமியே நமது ஜீவநாடியே நமது கர்ம பூமியே நாட்டுக்காக வாழுவோம் நல்ல பண்பு நாடியே நமது புண்ணிய பூமியே நமது ஜீவநாடியே நமது கர்ம பூமியே ஜாதி வந்து பிரித்திடாமல் பாச நூலில் கோர்த்திடும் இந்து என்ற பெருமிதம் இந்து ஒன்றினம் குலம் ஜாதி வந்து பிரித்திடாமல் பாச நூலில் கோர்த்திடும் வானவில்லின் ஏழு வண்ணம் கிரணம் ஒன்றின் கிளைகளே வானவில்லின் ஏழு வண்ணம் கிரணம் ஒன்றின் கிளைகளே நாட்டுக்காக வாழும் பண்பு நாடியே நமது புண்ணிய பூமியே நமது ஜீவநாடியே நமது கர்ம பூமியே நித்தம் நித்தம் சித்தமான தாயகத்தின் தொண்டர் நாம் கோடி கோடி குரல்களில் இந்து தர்ம கர்ஜனை நித்தம் நித்தம் சித்தமான தாயகத்தின் தொண்டர் நாம் கலியுகத்தின் சங்க சக்தி முனிவன் வாக்கு பொய்க்குமோ கலியுகத்தில் சங்க சக்தி முனிவன் வாக்கு பொய்க்குமோ நாட்டுக்காக வாழுவோம் நல்ல பண்பு நாடியே நமது புண்ணிய பூமியே நமது ஜீவநாடியே நமது கர்ம பூமியே தோன்றும் தனிநபர் மனந்தனில் தொண்டு ஆர்வம் எழுப்பியே தனிநபர் சமூகம் தன்னில் சங்கமிக்க செய்குவோம் பூரண சமர்ப்பணம் ஜென்மபூமி ஓங்கவே பூரண சமர்ப்பணம் ஜென்மபூமி ஓங்கவே நாட்டுக்காக வாழும் பண்பு நாடியே நமது புண்ணிய பூமியே நமது ஜீவநாடியே நமது கர்ம பூமியே புயலை வென்ற சுடரிது பாதை காட்டும் யுகம் இது ஆதி தீபம் ஒன்றுதான் கோடி தீபமானது புயலை வென்ற சுடரிது பாதை காட்டும் யுகம் இது ஒளிப்பிழம்பு ஆகுவோம் இருள் கிழித்து ஏகுவோம் ஒளிப்பிழம்பு ஆகுவோம் இருள் கிழித்து ஏகுவோம் நாட்டுக்காக வாழுவோம் நல்ல பண்பு நாடியே நமது ஜீவனாடியே நமது கர்ம